ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இதான் எங்களோட learn the world channel name மாற்றிருக்கோம் இதுக்கு முன்னாடி டிபி என்டர்டைன்மெண்ட் இருந்துச்சு ஸோ இதில் வந்து நாங்கள் ஒரு சிம்பிளான ட்ரிக் அண்ட் டிப்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணணும் ஸோ ஏதாவது விஷயம் நம்ம கற்றுக்கணும் இது எல்லாமே ஈஸி நம்ம கற்றுக்காமல் இருக்கும் அதெல்லாம் வந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறோம் சரிங்களா ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதும் வந்து நீங்கள் தேவைப்படுறதையும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் ஸோ நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் கழுவி ஊற்றுன்னு நினச்சாலும் கழி கழுவி ஊற்றுங்க உங்களுக்கு தேவையான என்னோட இன்ஸ்டா ஐடியா நீங்கள் வெப் தரேன் நீங்கள் கழுவி ஊற்றுனா டேரெக்டாகவே கழுவி ஊற்றலாம் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இது இதுக்கப்புறம் நம்ம பேசிட்டு இருந்தால் போர் அடிக்கும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நைட் ஸ்கேப்பில் எப்படி ஃபோட்டோ எடுக்குதுன்னு காட்ட போகிறேன் ஸோ அது எப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஃபாரின் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ் படத்தில் எடுத்துக்கங்களேன் அதான் நம்மளுக்கு ஈஸியாக புரியும் ஸோ நம்மளுக்கு ஒரு ஃபாரின் லொக்கேஷன் காட்டுறாங்களே நம்ம தமிழ் படத்தில் இருக்கிற ஒரே ஒரு சீன் ஸோ ஹீரோ ஹீரோயின்ஸ் அங்கே போவாங்க போன உடனே ஸோ ஃபாஸ்ட்டாக அந்த அந்த ரோட்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பார்க்குற வெஹிக்கிளோட லைட்ஸ் அது லேண்ட்ஸ்கேப்பாக நீட்டாக தெரியும் உங்களுக்கு ஸோ அப்படி காட்டுவாங்க ஸோ ஃபாரின் போயிட்டாங்க அப்படின்றத ஸோ அதை வந்து நீங்களே எடுக்கலாம் ஸோ உங்களுக்கு எக்ஸ்பர்ட் எக்ஸ்பர்ட்டாக நீங்கள் இருக்க தேவை நான் இங்கே சொல்ல வரேன் ஸோ இதெல்லாமே சிம்பிளான ஒரு ட்ரிக் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ஸோ எல்லா மொபைலும் இப்போ வர மிட்ரேஞ்ச் மொபைல் எல்லாத்துலேயும் வந்து எக்ஸ்பர்ட் ப்ரோ மோட் ரெண்டு கொடுத்துருக்காங்க so professional mode and expert mode இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் தான் ஸோ நேம் தான் சேஞ்ச் ஆகிருக்கும் டிஎஸ்எல்ஆர் இருக்க மேனுவல் மோட் அதாவது டிஎஸ்எல்ஆர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று ஒன்று நீங்கள் வந்து ஸோ எக்ஸ்போஷர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோக்கஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஷட்டர் ஸ்பீடும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மொபைல்லே கொடுத்துட்டாங்க பட் நம்ம இதை ட்ரை பண்ண மாட்டோம் அது சிம்பிளாக தான் இருக்கும் அது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட கேமரா ஓப்பன் பண்ணுறங்க சரிங்களா ஸோ இப்போ நான் ரியல்மியில் இருக்க என்னோடய கேமராவை ஓப்பன் பண்ணுறேன் ஸோ இங்கே நான் கேமரா ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா எனக்கு photo video x time lapse and then sticker எக்ஸ்பர்ட்ன்ற ஆப்ஷன் லாஸ்ட்டில் இருக்குங்க இல்லையா ஸோ இதில் எக்ஸ்பர்ட் அப்படின்ற ஆப்ஷனை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிட்டு உடனே எனக்கு அங்கே வரும் ஸோ டபுள்யூபின்றது ஒயிட் பேலன்ஸ் இதை வந்து நீங்கள் எப்பயுமே மாற்றாதீங்க இது வந்து ஆட்டோலே இருக்கட்டும் சரிங்களா இவின்றது e எக்ஸ்போஷர் இது எவ்வளோ மினிமம் ஆக்க முடியுமோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபோட்டோ டார்க்காக வரும் நைட்டில் ஸோ நீங்கள் மினிமமாக வச்சுருங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுறது ஐஎஸ்ஓ ஸோ இந்த ஐஎஸ்ஓன்றது எதுக்கு பார்த்தீங்கன்னா sensitive of camera so ISO sensitive இருந்தால் உங்களுக்கு லைட் வந்து ஃபுல்லாக கேப்சர் ஆகிடும் ஸோ லோ சென்சிட்டிவ் வச்சுங்க ஹண்ட்ரட் வச்சுங்க அண்ட் தென் ஷட்டர் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செகண்ட் சில ப்ரோ um, மொபைலில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செகண்ட் இருக்கும் ரியல்மி பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் செகண்ட் இருக்கும் அதாவது சிக்ஸ்டீன் செகண்டுக்கு கண்டினியூஸாக கேப்சர் பண்ணிகிட்டே இருக்கும் ஃபோட்டோஸை கேப்சர் பண்ணி ஒரே ஃப்ரேமில் காட்டும் ஸோ அதான் ஷட்டர் ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கும் அது வந்து நீங்கள் மேனுவல் மாற்றி ஸோ லாங் ஷாட் வச்சுங்க லாங் ஷார்ட் ஃபோக்கஸ் வச்சுங்க ஃபோக்கஸ் வச்சு ஜஸ்ட்டு கேப்சர் கொடுங்க அது கேப்சர் ஆக ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நைட் ஸ்கேப் ஃபோட்டோவில் க்ளியராக இருக்கும் லாங் எக்ஸ்போஷரோட ஸோ இப்போ தெரியுதுங்க இல்லையா ஸோ அந்த லைட் ட்ராவலான பார்த்து அப்படியே தெரியுதுங்க இல்லையா சினிமேட்டிக் ஃபீலில் ஸோ அவ்வளோதான் ஸோ சிம்பிளாக நீங்கள் பண்ணலாம் இதே நான் ஒன் ப்ளஸ் ஃபைட்டிலையும் எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன் ஸோ ஜஸ்ட் மேக் ஸோ அதே மாதிரி தான் இதிலே one plus five open camera open பண்ணிவிடுங்க ஓப்பன் பண்ணிட்டு ப்ரோ மோட் அப்படி கொடுத்துருங்க கொடுத்த உடனே ஸோ இதில் இன்னும் டீட்டெயிலாக இருக்கும் ஸோ இதில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு உங்களோட ஆட் ஃபோக் அதாவது ஷட்டர் ஸ்பீட் அது வந்து நான் தேர்ட்டி இருக்குது சொன்னேன் இல்லையா ஸோ தேர்ட்டி இருக்கு பாருங்கள் தேர்ட்டி கொடுத்துருங்க ஸோ கொடுத்துட்டு ஸோ நீங்கள் அடுத்து என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுவல் மோட் அதாவது ஃபோக்கஸ் வந்து நீங்கள் மேனுவல் மோடுக்கு மாற்றி வச்சுக்கணும் லாங் ஷாட்டில் அண்ட் தென் ஐஎஸ்ஓ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹண்ட்ரட் சொன்ன மாதிரி ஸோ இந்த சிம்பிள் த்ரீ டிக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் கேப்சர் கொடுங்க உங்களுக்கு பெஸ்ட்டான ஃபோட்டோஸ் எல்லா கேமராலேயும் வரும் சரிங்களா ஸோ அந்த இப்போ வந்து ஒரு பிளேஸ் வந்து இருட்டாக இருக்குது ஃபுல்லாக டார்க்காக இருக்குது உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்றப்போ ஸோ இதே சேம் மெத்தடை நீங்கள் அந்த ஃபோனை மட்டும் ஸ்டேபிளாக வச்சுருங்க ஃபோன் மட்டும் எக்காரணத்துக்கு கொண்டு அசையக்கூடாது ஆடக்கூடாது ட்ரைபேட் யூஸ் பண்ணுங்கள் ஸோ ட்ரைபேடுக்கான பெஸ்ட் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ இந்த ஃபோனை வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட் அந்த டார்க்காக இருக்குது அப்படின்னா அந்த இந்த ஃபோட்டோ நீங்கள் கிளிக் இதே ஃபார்மேட்லேயே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஸோ இருட்டாக இருக்க அந்த டார்க்காக இருக்கிறமே இடமே உங்களுக்கு வந்து ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் அதெல்லாம் லைட் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு லைட் கொடுத்தே உங்களுக்கு ஃபோட்டோ வரும் ஸோ இப்போ பாருங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப ஃபோனில் பார்க்குறப்ப அந்த என்ன ஃபுல்லாக டார்க்காக இருக்கும் பட் அந்த இமேஜ் நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த டீட்டெயில்டு அந்த ஃபோட்டோ இருக்கும் சரிங்களா ஸோ இதுக்கு லைட் தேவை அப்படின்னு அவசியம் கிடையாது ஸோ இதே ஃபோட்டோவை வந்து நீங்கள் இன்னும் நல்லா எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல சிட்டிக்குள்ளே இருக்கீங்க டாப் ஃப்ளோரில் இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் நான் டாப் ஃப்ளோரில் எடுத்துமே உங்கள் ஃபோனை வச்சுட்டு ஸோ இதே மெத்தடில் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வச்சுங்க அதே மேக்ஸிமம் தான் ஃபைவ் செகண்ட் சிக்ஸ் செகண்ட் வச்சுட்டு நீங்கள் கிளிக் கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க இல்லையா ஸோ உங்கள் சுற்றி இருக்க பில்டிங் எல்லாமே வந்து பிரைட் அண்ட் லைட்லாம் வந்து கிளியராக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்து ஒரு சினிமேட்டிக் ஃபீல் ஸோ இந்த மூவிலாம் காட்டுவோம் தெரியுமா ஸோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஸோ உங்களோட பெஸ்ட்டான ஃபோட்டோஸை நான் கீழே இன்ஸ்டாகிராம் அந்த எஃபி லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் போய் நீங்கள் வந்து என்கிட்ட என்னை வச்சு நீங்கள் டேக் பண்ணி ஷேர் பண்ணலாம் இல்லை எனக்கு நீங்கள் மெசேஜாக அனுப்பலாம் ஸோ இதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அந்த ஃபைவ் இமேஜஸ் அந்த ஃபோட்டோ அவங்களோட நேம் மூணுமே சேர்த்து அனுப்புங்க அடுத்து வர வீடியோவில் உங்களோட ஃபைவ் ஃபோட்டோஸ் பெஸ்ட் ஃபோட்டோஸ் அந்த ஃபோட்டோஸை நான் வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட டவுட்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன்